ஊசி இருக்கு குட்டதுக்கு ஆள் இல்ல என்ன அனிமே சிக்கவுன்னு தெரியலே மண்ணா குடத்துல ஒரு உளுந்த உளுந்தண்டது சாரோட சின்ன சைஸ்ல இருக்கு இது ஒரு டாக்டரா ஐயோ நான் டெலஸ்கோப் எல்லாம் வச்சுக்கேன் என்ன சரி விடு டாக்டரு வயிற்று வலிக்குது டாக்டர் வயிற்று வலிக்குது மாத்திரை போட்டு செத்துரு சிச்சி பொழைச்சிரு ஒரு ஊசியை குத்துறேன் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிரு இவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நம்ம உசுறு போயிடும் போல ஒரு நாளைக்கு எத்தனை குசு சை செம்மா இதுக்கு ஒரு வழி எந்த டாக்டர் தான் கொடுப்பாரோ எம்மோ டாக்டர் என்னடா இது குட்டி ஓண்டு ஒன்று உட்காந்துக்குது இதெல்லாம் ஒரு டாக்டரா இதே வைத்தியம் பார்க்க போகுது டாக்டரு வயிறு கடமுடா கடமுடான்னு குசுவா விட்டு தொலைக்குது டாக்டரு பிரித்து தள்ளுது டாக்டரு குசுட்டு குசுட்டு பக்கத்தில் ஒருத்தர் சேர்க்க மாட்டாங்க டாக்டர் அம்மா அடக்க முடியலையே டாக்டரு சீக்கிரம் செக் பண்ணுங்க டாக்டரு சூட்டா நீங்களும் ஓடிடுவீங்க இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நாம போய் சேர்ந்துருவோம் போல டாக்டரு சட்டு புட்டு ஏதாவது பண்ணுங்க டாக்டரு ஊசி போட்டுது நாம ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடணும் ஆ ஆ டாக்டரு குத்தாதீங்க வலிக்குது டாக்டர் வலிக்குது இப்படி ஒரு நாட்டத்தை பார்த்ததே கிடையாதுப்பா இந்த மாத்திரை போடு எல்லாமே சரியாயிடும் குசு நின்றுமா டாக்டரு ஹேமா நின்றா சந்தோஷம் டாக்டரு டாக்டரு டாக்டரு முன் முந்தைய விட குசு பிதுங்கி தள்ளுது டாக்டரு டாக்டரு நிற்காம வருது டாக்டரு குடல் எல்லாமே தந்துடும் ஓடிடா